நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்களா அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி மரணமும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் உங்களை எப்போ அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஜங்க் ஃபுட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம் so welcome back to Aravan of Tamil myself Ravanthan Kumar நம்மள நிறைய பேர் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக ருசிக்க விரும்புகிறவங்க puffs pizza burger cola potato சிப்ஸ்னு இது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸோட சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கலோரிஸ் அதிகமாக இருந்தாலும் ஜங்க் ஃபுட்ஸில் இருக்கிற சர்க்கரை கொழுப்பு ஆயில் உப்பு போன்ற சப்ஸ்டன்ஸ் அளவுக்கு அதிகமாக இதில் இருக்கிறதால தான் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது நம்ம சாப்பாட்டில் எசென்ஷியலாக இருக்க வேண்டிய ஃபைபர்ஸ் போன்ற நியூட்ரியன்ஸ் இல்லாதது ஜங்க் ஃபுட்ஸை ரொம்பவே டேஞ்சரஸ் ஆகுது ஜங்க் என்ற வார்த்தையோட மீனிங்கே யூஸ்லெஸ் இல்லைலாம் பயன் இல்லாத பொருள் என்று தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக கொஞ்சம் ப்ரைஸ்லேயே நிறைய குவான்டிட்டி அதோட கலர் ஸ்மெல் டெக்ஸ்டர் இது எல்லாமே தான் நம்மளால் ஜங்க் ஃபுட் சாப்பிட தூண்டியிருக்கு இதில் சேர்த்துருக்கிற கெமிக்கல்ஸ் தான் இதுக்கு டேஸ்ட் கலர் அண்ட் ஸ்மெல் கொடுக்குது நிறைய கலர்ஸில் இருக்கிற பேக்கெட்ஸை குழந்தைங்கள குறி வச்சு தான் செஞ்சுருக்காங்க நீங்கள் வாங்குகிற ஃப்ரூட் ஜூஸஸில் அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்டோ இல்லைனா நியூட்ரியன்ஸோ எதுவுமே இருக்காது அதில் இருக்கிற சர்க்கரை தான் நம்மளை அது மறுபடியும் மறுபடியும் வாங்கி குடிக்க வச்சுருக்கு நம்ம என்ன நினைப்போம் ஃப்ரூட் ஜூஸில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும் பட் அப்படி இல்லை இப்போ எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் நேச்சுரல்னு சொல்லிட்டு வர்ற ஜூஸஸில் உண்மையாக இருக்கிறது டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ் தான் டூ தௌசண்ட் டுவெலில் American journal of clinical nutrition பண்ண ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு அது சாப்பிட்ட திருப்தி ஒரு சர்டன் டைம் சாகும்போது கூட வராது ஸோ அவங்க இன்னும் அதிகமாக சாப்பிட நினைப்பாங்கன்றது தான் வெஜிடபிள்ஸ் அண்ட் பல்சஸில் கலோரிஸ் கம்மியாக இருந்தாலும் அதில் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கும் for example United States department of அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நூறு கிராம் பேக் பண்ண பொட்டேட்டோஸ்க்கு தொண்ணூற்றி மூணு கலோரிஸ் இருக்குமாம் அண்ட் அதே நேரத்தில் அதோட இன்னொரு டைப்பான ஃபாஸ்ட் ஃபுட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம் ஒன் நைன்டி டூ கலோரிஸ் இருக்குமாம் இது மாதிரி அதிகமான கலோரிஸ் உங்கள் உடம்புல வரதால் டயபெட்டிஸ் போன்ற நோய்கள் வரும் நான் அதிகமாக ஒன்றும் சாப்பிட மாட்டேன் பட் நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றவங்களா இனி இருப்பீங்க அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் உங்கள் உடம்புல ஃபேட்டை அதிகமாக தங்க விடுது junk foods blood pressure increase பண்ணி லேட்டராக ஹார்ட் அட்டாக்கு கொண்டு போகும் யங்ஸ்டர்ஸ்க்கு இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதால இது அதிகமாக பாதிக்காது என்றாலும் லேட்டராக வயசு ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொன்னுடும் இதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உருவாக்கும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதால உங்களோட பிரெயினில் கெமிக்கல் ரியாக்ஷனில் சேஞ்ச் வரும் and it will slowly leads to depression vitamins and மினரல்ஸோட ப்ரெசன்ஸ் இல்லாதது குழந்தைங்களுக்கு லேசினஸ் அண்ட் பிஹேவியர் சேஞ்சு ஒரு காரணமாகுது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதால டயபெட்டிஸ் உருவாகும் அதிகமான சுகர் சாப்பிட்றதால உடம்புல குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இது உடம்புல இன்சுலின் ப்ராப்ளமும் உருவாக்கி லேட்டராக டயபெட்டிஸ்க்கு காரணமாகுது சைனைட் வந்து நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாக நம்மள மரணத்துக்கு கொண்டு போகும் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொள்ளும் ஃபைனலி நான் வந்து ஜங்க் ஃபுட்ஸை யாருமே சாப்பிடக்கூடாது டோட்டலி விட்டுருங்கன்னு சொல்ல வரல பட் என எதுக்கு ஒரு லிமிட் வேணும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு என்ற ப்ராவர்ட்க்கு ஏற்ப நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரும் ஹெல்த் தானே நமக்கு முக்கியம் ஸோ இதை பற்றின அவேர்னஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுங்க ஜங்க் ஃபுட்ஸ் பற்றின வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டில் தன் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்